ரொம்ப வாசிக்காத ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா happy happy Cool down, cool down, cool down Huh? பில்டிங் ஸ்ட்ராங்கு சேல்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண Give பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க என்ன என்ன ஃபீலிங்கு சில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா down cool down cool down வெளியே போகணும் ஐயோ ராஸ்கல்களா பண்ணி பண்ணி பண்ணி சும்மா தொட்ட தலையா Can you come? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை啊，五块钱一只。 이번에 끼니 இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில பக்கத்தெல்லாம் பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க Give respect, take respect, okay? எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ It's Construct Productions. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா என்ன என்ன ஃபீலிங்கு போறீங்க ஆணி புடுங்க ஆணியா புடுங்க வாங்க வாங்க